வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் ஷார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டீன் ஆகுது இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் ஃபுல்லாக பையிங் ட்ரெண்டில் ஏறிட்டே இருந்தது இப்போ ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் இறங்க ஆரம்பிச்சிருக்கு பிக் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா வேகமாக இறங்குது ஸோ டவுன் சைடு வந்து நமக்கு வர மாதிரி இருக்குது செல் கால் வந்து எதிர்பார்க்குறோம் இந்த சார்ட்டில் உங்களுக்கு கால்ஸ் வரும் இப்போ கரண்ட்டில் பை கால்னால் நெக்ஸ்ட் கால் செல் கால் தான் வந்து வரும் கால்ஸ் ரிப்பீட் ஆகாது ஸோ நம்ம இப்போ செல்லிங்குரிய ஆர்டர் வந்து எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் இது என்ன பாயிண்ட்டில் செல் பண்ண சொல்லுதோ அந்த பாயிண்ட் மட்டும் ப்ளேஸ் பண்ணணும் அவ்வளோதான் நம்ம வேலை thirty six five twenty six நைன்ட்டியில் செல் பண்ண சொல்லி கால் வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம அதில் ஆர்டர்ஸ் வந்து பஞ்ச் பண்ணணும் இதை நம்ம மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணலாம் இல்லாட்டினா ரோபோ ட்ரேடிங் யூஸ் பண்ணி அதை வச்சு ஆல்கோவில் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது thirty six five twenty six நைன்ட்டியில் செல் கால் வந்தது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு three thirty six three eighty வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கியிருக்கு ஸோ டெய்லி இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் மார்க்கெட் ட்ரெண்டை அனலைஸ் பண்ணோம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தரும் இன்றைக்கி நமக்கு ஜென்ரேட் ஆன sell call within a minute one minute கூட இல்லை தேர்ட்டி செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்ஸை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க இது பார்த்திங்கன்னா bank nifty weekly thirty six six hundred put option so இது வீக்லி ஆப்ஷன் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் த்ரீ டுவெண்ட்டியில் பை கால் வந்திருக்கு வந்தது ஃபோர் டுவெண்ட்டி வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு செல் கால் அப்படின்றனால நம்ம வந்து புட் ஆப்ஷன் பார்க்குறோம் இதே நம்ம வந்து பை கால் வந்திருந்தா கால் ஆப்ஷன் பார்ப்போம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்லையும் சார்ட்டில் அப்ளை பண்ணி சார்ட்டில் வர கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறனாலும் நீங்கள் வந்து பண்ணலாம் இல்லாட்டினா டேரெக்டாக ஃபியூச்சர் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் ட்ரேடிங்ஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டில்ஸ் வந்துட்டு ட்ரேடிங் போகும் அதே இப்போ செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகும் ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட்டு பார்த்தோன்னே வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ